வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு ஷாஷாட் பரபிரம்ம டஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது மிக ஒரு நீண்ட நாள் நெடிய பயணம் அதாவது ஓம் சிவமில் கொண்டு ஒரு ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக தகவல்களை நம்ம பகிர்ந்து கொண்டு வரோம் இது என்ன எனக்கு தோணுதுன்னா ஓம் சிவம் என்பது வந்து ஒரு ஆன்மீக தகவல் களஞ்சியமாக மாற்ற வேண்டும் அதை நான் மட்டுமே எப்படி செய்கிறது அது ஒரு தனித்துவமாக இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு அனைவருக்குமே ஆன ஒரு வாய்ப்பு அதாவது ஊர்கூடி தேர் இழுப்போம் அவ்வளோதாங்க ஊர்கூடி தேர் இழுப்போம் உங்கள் குரல் காணொலியில் கேட்க வேண்டுமா அதாவது உங்க ஆன்மீக தகவல் உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கா இல்லை ஆன்மீக தகவல்கள் சொல்வதில் ஈடுபாடு இருக்கா அல்லது உங்கள் ஊரின் பெயரை இல்லை தனித்துவத்தை அதாவது ஆன்மீக ரீதியான தனித்துவத்தையும் அதாவது கோயில்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் உங்களுக்கு சொல்ல விருப்பமா அப்படி விருப்பம் என்றால் ஒரு ஐந்து நிமிடம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு என்னோடய மெயில் ஐடி இங்கே வீடியோவில் வர்ற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க சரிங்களா அப்படி அனுப்புகிறவங்க உங்களோட வாய்ஸையே நான் எடுத்து கொஞ்சம் நாங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ணிட்டு நாங்கள் அப்லோட் செய்வோம் ஓம் ஷோம் சார்பாக இது ஏங்க நாங்களே பண்ணிக்கலாமல் உங்கள் சேனலில் அதாவது சிறி சிறிய வாய்ப்புகள் என்றாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடியுங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் பல பேர் பார்க்கலாம் இன்று ஒரு நூறு பேர் பார்க்குறவங்க நாளைக்கு ஆயிரம் பேர் பார்க்கலாம் நாளைக்கு லட்சக்கணக்கில் பார்க்கலாம் ஒரு எதிர்காலத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஒரே ஒரு விஷயம் தாங்க மதுரையில் இப்போ மதுரையில் இருக்கிறவங்க மீனாட்சி அம்மனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க வைங்க ஐந்து நிமிடம் நீங்கள் சொல்லுவீங்க அந்த பத்து பேர் பத்து பேர் உங்கள் மதுரையில் இருந்தாலும் பத்து விதமாக சொல்லுவாங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த பத்து விதமுமே நான் அப்லோட் பண்ணுவேன் இப்போ மதுரைங்கிற பிளேலிஸ்ட்டில் போனாங்கன்னா அவங்க அந்த மதுரை பற்றிய அனைத்து சிறப்புகளுமே அவங்களுக்கு தெரிய வரும் ஏங்க இப்போ நான் வந்து இருபத்தி எட்டு மேலே டிஸ்ட்ரிக் இருக்குது இப்போ சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் நம்ம போயிட்டு ஒரு ஆன்மீகத்தை நம்ம படித்து பார்க்க தான் முடியும் அந்த ஊரில் இருக்கிறவங்களே சொன்னால் எப்படி இருக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்கள விவரிச்சா அப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் ஊர் சிறப்பவங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த காணொலியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதாவது ஆடியோ மட்டும் தாங்க ஐந்து நிமிடம் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ப்ராப்பராக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சா போகிறோம் நாங்கள் எடிட் பண்ணி ப்ராப்பராக அதை அப்லோட் பண்ணிப்போம் சரிங்களா உங்கள் பெயர் போட வேணும்னா நாங்கள் போட்டுப்போம் வேணான்னா அது உங்கள் விருப்பம் அவ்வளோதான் சரிங்களா இதை செய்கிறனால எங்களுக்கு என்னங்க பிரயோஜனம் நீங்கள் ஏதாவது பணம் கொடுக்க போகிறீங்களா கண்டிப்பாக இல்லை இல்லை நான் உங்கள்கிட்ட பணம் வாங்க பண்ணேன் எதுவுமே கிடையாதுங்க அதாவது உங்களுக்கு ஒரு காலத்தில் வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு இப்போ வந்து ஒரு நாமக்கல்லில் இருக்கீங்க இல்லை திருச்செங்கோடில் இருக்கீங்க திருச்செங்கோடு அர்த்தனா அர்த்தநாரீஸ்வரர் இருக்குது இந்த கோயில் எதுக்காக தான் வருவாங்க இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது இந்த கோயிலில் என்னென்னலாம் விசேஷம் எந்த நாளில் திறந்துருப்பாங்க உங்கள் ஊரில் தானே இருக்கீங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் விருப்பம் இருப்பவர்களே தான் நான் கேட்கிறேன் சரிங்களா அவங்க ஒரு நாலு நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி உங்கள் வாய்ஸ் அப்படி நினைப்பாங்க அப்படிலாம் நினைக்கவே வேணாம் அடுத்தவங்க நினைப்பதற்காக நீங்கள் வாழவில்லை சரிங்களா ஒரு தகவலை நீங்கள் சொல்கிறீங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க மலேசியாவில் இருக்கிறவங்க இல்லை டிண்டுக்கல்லில் இருக்கிறவங்க ஏதாவது பிரச்சனை ஆகும் அவங்க அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உந்துரலாக இருக்கும் பரவாயில்லையே இந்த ஊருக்கு போகலாமே ஒரு ஒரு வாய்ப்பு நீங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க ஒரு தகவல் கலைஞ்சும் உங்கள் மூலியமாக போகுதுங்க விக்கிபீடியா இருக்கு இல்லையாங்க விக்கிபீடியா எப்படி தெரியுமா உருவாக்குற உருவாக்குறாங்க ஒரு குழு இருந்தாலுமே உங்கள் ஊரில் ஒரு தகவல் வந்து உங்களை பற்றி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்கள் ஊரை பற்றி நீங்கள் அங்கே பதிவு செய்யலாம் பதிவு செஞ்சால் உடனே எல்லாம் எடுத்துடலாம் மாட்டாங்க இப்படி ஊர் கூடி தேர் எழுத்துறதுனா விக்கிபீடியாவும் ஒன்று சரிங்களா அதே மாதிரி தான் நீங்கள் ஆன்மீக தகவல் களஞ்சியம் ஓம் சிவம் இதுவுமே அதே போல் அதாவது ஆன்மீகம் ஜோதிடம் கோயில் இதை மூன்றுமே நீங்கள் பதிவு செய்யலாம் அதற்கான ஆடியோ பதிவுகள் வரவேற்கப்படுகின்றன ஒன்று மெயில் செய்யலாம் இல்லை வாட்ஸ்அப் செய்யலாம் சரிங்களா நன்றி ஓம் சிவோம்